பாடும் ஜபத்தில் தரித்திருப்போம் நம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா செல்லுவோம் சத்துருவை யுத்தத்தில் துரத்திட இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தால் வெற்றி கொடி ஏறுவோம் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்கு நாமும் விரைவாகவே பிரவேசி எக்காலம் எழுத்தே முழங்கிடுவோம் நம் மீட்பர் விரைவில் வருகின்றார் எந்நாளும் ஜபத்தில் கருத்திருப்போம் நம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா